இதனிடையே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது இதையடுத்து ஆத்தூர் மற்றும் கல்வராயன் மலை தொடர்ச்சி பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக ஓராண்டிற்கு பிறகு மீண்டும் வசிஷ்ட நதி அணை நிரம்பியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் அணையில் ஆர்ப்பரித்து ஊற்றும் தண்ணீரை கண்டு பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்ததோடு இளைஞர்கள் உற்சாகமாக குளித்து வருகின்றனர்